கத்தராகிய தேவன் இந்த வாரம் முழுவதும் தம்முடைய வலது கரத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதுமாய் கத்த நம்மை நடத்தினார் இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே முதல் நாளிலே நிற்கிற தேவ பிள்ளையே கத்த இந்த நாளிலே உன்னுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவாராக நன்றி எல்லா கண்களையும் கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை நிரப்பி காத்துக் கொள்வீராகப்பா ஆண்டவரே எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விளக்கி காத்துக் கொள்வீராக கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் என்று சொன்னிறையா ஆண்டவரை எல்லா பொல்லாப்புகளுக்கும் எங்களை விளக்கி உம்முடைய கரமானது எங்களை பாது பரிசுத்தமான பிரசனத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவ கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அதிலே சொல்லப்பட்ட கத்தருடைய வார்த்தை இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி சாபம் என்கிற ஒரு வார்த்தை மிகவும் ஒரு வேதனையான ஒரு வார்த்தை சாபம் என்பது ஒரு கொடூரமான ஒரு வல்லமை உள்ளது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சாபத்தினாலே பலவிதமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வேதனைகள் போராட்டங்கள் கண்ணீர் தொடர்ந்து அவர்கள் சொல்லுகிறது எப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சாபம் மாறுவோ என்ன பாவமோ சாபமோ என்று இன்னைக்கு அநேகர் வேதனையோடு கூட சொல்லுகிறது உண்டு இன்றைக்கு ஆண்டவராகி தேவன் உங்களுக்கு தான் சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி சாபத்தினால வேதனையோடு கூட கலக்கத்தோடு பலவிதமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன்னை பார்த்து தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி உன் எல்லைகளில் இருக்கிற எல்லா சாபங்களையும் தேவன் மாற்றி போடுவாராக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போஸ் நாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நமக்காக சாபமானாரே என்று எழுதுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளையே உனக்காக அவர் சாபமானார் நாம் தான் பாவம் செய்தோம் நாம் தான் மீறுதல்களுக்கு உட்பட்டோம் நாம் தான் அடிக்கப்பட வேண்டும் நாம் தான் தண்டனைக்குரியவர்கள் ஆனால் தேவனாகி கத்தரோ நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு தேவன் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வேதனைகளிலிருந்து விடுதலை தந்து இன்றைக்கு உங்களை தேவனாகி கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின கர்த்தர் வேதத்துல நீங்கள் சொல் வேதத்துல நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பாருங்கள் பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சாபமான வார்த்தைகளை சொல்லும்படி பாருங்கள் அவன் வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவன் பாருங்கள் சொல்லும் அவன் சபம் சாபம் விடுகிறதை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார் ஒருபோதும் தேவ ஜனங்களை ஒருவரும் சாபமிட முடியாது ஒருவரும் தம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிற கத்தர் தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில எந்த சாபமோ எந்த மனுஷனுடைய வாயினால் வந்த சாபமான வார்த்தையினுடைய வல்லமைகளோ ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது தம்முடைய ஜனத்தை தம்முடைய சுதந்திரத்தை தம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஒருவரும் சபிக்க முடியாது ஏனென்றால் நம்மை ஆசிர்வதிக்கிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னார் ஆபிரகாமை பார்த்து கத்தர் சொன்னார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று கத்தர் சொன்னார் தேவ பிள்ளைகளே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் உன்னை சபிக்கிற சபிக்க வேண்டும் என்று சாபமான ஒரு வார்த்தை உனக்கு ஒருவர் சொல்லுவார்கள் என்றால் அவருடைய நிலைமை ஐயோ பரிதாபமாக முடிந்துவிடும் இந்த பிழையம் என்கிற தீர்க்கதர்சி தம்முடைய ஜனங்களுக்கு சாப வார்த்தைகளை சொல்ல வந்தான் ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றினார் ஆனால் பிழையாமனுடைய முடிவும் மிகவும் பரிதாபமாக முடிந்தது தெய்வ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லி உன் வாழ்க்கையில சாபத்தின் வல்லமை இனி தங்காது ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இனி ஒரு சாபமும் இராது என்று கத்த சொல்லுகிறார் சாபத்தை குறித்து நீ இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை சாபத்தை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு திட்டமாய் சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது என்று கத்தர் உனக்கு சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மோசையினால் வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது அதே போல ஆண்டவராகி தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தூக்கப்பட்டார் அந்த தேவனாகி கத்தரை யார் யாரெல்லாம் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாப வல்லமைகள் மாறி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால் இனி ஒரு சாபமும் இராது கடந்த நாட்களிலே சாபத்தின் வல்லமையினாலே பல வேதனைகளை நீங்கள் இருக்கலாம் இன்று முதல் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தின் வல்லமைகளை மாற்றி இன்று முதல் கர்த்தராகி தேவன் உங்களை ஆசிரதிக்க போகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது ஒரு சாபமும் இராது பல சாபத்தின் வல்லமைகளினாலே உன் வாழ்க்கையை அழைக்கழித்துக் கொண்டிருந்த எல்லா காரியத்திலும் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு விடுதலை தந்து விட்டார் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது ஒரு சாபமும் இராது தெய்வ பிள்ளையே ஒரு இழைப்பாறுதலும் எல்லைகளிலே தேவன் தருகிறார் ஒரு சமாதானத்தை உன் தேவன் எல்லைகளிலே தருகிறார் ஒரு சுக வாழ்க்கையை தேவன் உன் எல்லைகளிலே தேவன் தருகிறார் சாபத்தினாலே கடன் நெருக்கத்தோடு பொருளாதாரத்தில் நெருக்கத்தோடு வியாதியோடு குழப்பங்களோடு சமாதான குறைச்சலோடு நீ பல வேதனைகளை அனுபவித்திருக்கலாம் ஆனால் ஆண்டவராய் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே வேதத்திலே சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆதாம் ஏவால் தேவனுடைய வார்த்தையை அவர் கொடுத்த கட்டளைகளை மீறி நடந்தபடினால் அவருடைய வாழ்க்கையில வேதனை சாபம் வந்தது பார்த்து தேவனிடத்திலிருந்து சாபம் வந்ததாய் வேத வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னும் நீங்கள் யாத்திரையாகமும் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் முற்பிதாக்கள் மூலமாய் சாபம் கடந்து வருகிறது மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கு மட்டும் சாபம் கடந்து வருவதாய் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளையை எப்பேற்பட்ட சாபமோ இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி ஆண்டவர் சாபத்தின் வாழ்க்கைக்கு ஒரு வேதனையுள்ள வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வெளியே வைத்துவிட்டு இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லைகளிலே கட்டளையிடுகிறார் சுகவாழ்வு துளிர்த்து விட்டது சாபத்தின் வாழ்க்கை மாறிவிட்டது கத்தராகிய தேவன் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு நான்கு காரியங்கள் ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது என்று சொல்லி நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் அதில் முதலாவதாக நாம் வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதிலே இருக்கிற வார்த்தை கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அதற்கு ஜனங்கள் எல்லாம் பிரதித்திரமாக ஆவேன் என்று சொல்ல கடவர்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சாபம் கடந்து வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் வேதம் சொல்லுகிறது அவரை போ வேறு எதற்கும் நாம் செலுத்தக்கூடாது வேதம் சொல்லுகிறது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருப்பது நாம் பெற்றது உலகத்தில் ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த தெய்வத்தை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உபாகமம் ஐந்தாவது அதிகாரம் ஏழிலிருந்து கர்த்தர் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார் அந்த கட்டளைகளில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க இருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டு பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று அந்த வசனத்தில் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே உங்களுடைய மகிமையை தேவனுக்கு ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளே அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எந்த சூழ்நிலையிலையும் விக்கிரகத்துக்கு கொடுக்காதபடிக்கு இல்லை என்றால் மனுஷர்களுக்கு கொடுக்காதபடிக்கு யாருக்கும் கொடுக்காதபடி அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சாபம் வருவதற்கு காரணம் தேவன் கொடுக்க வேண்டிய மகிமையை அவருக்கு கொடுக்காதபடிக்கு பாருங்கள் மரத்துக்கும் மண்ணுக்கும் மனிதனுக்கும் கொடுக்கும் பொழுது அந்த சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம் ஆகப்படினால் உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மோவாபிய பெண்ணுதான் ரூத்து ஆனால் அந்த சந்ததி ஒரு சாபத்தின் சந்ததி தான் ஆனால் எப்பொழுது அவள் சொல்லுகிறார் தன் மாமியிடத்திலே உம்முடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தரை தேவமாக அவள் கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் இருந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறினது அந்த சந்ததியிலிருந்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பிறந்தார் தேவ பிள்ளைகளே உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்ன அவருடைய வார்த்தை என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அவரை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை தேவமாகி கொண்டு கொள்ளுங்கள் நிச்சயமாக தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக முதலாவதாக இரண்டாவதாக தேவனுடைய தேவ தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி வேதத்திலே நாம் தியானிப்போமே ஆனால் வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது நியாய பிரமாண வார்த்தைகளை கை கொள்ளாமல் போகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது உண்டு ஆண்டவர் நியாய பிரமாணத்தை தள்ளினார் நியாய பிரமாணத்தை ஒழித்து விட்டார் என்று அநேகர் சொல்லுகிறது உண்டு வேதத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் நியாய பிரமாணத்தை அவர் தள்ளவில்லை நியாய பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகளை அவர் அசட்டை பண்ணவில்லை அந்த வார்த்தைகளை அவர் கை கொண்டு இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அதை நிறைவேற்றினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகள் இது கிருபையின் காலம்தான் தேவன் நம்மை மன்னிக்கிறவர் தான் தேவன் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு விளக்கி போடுகிறவர் தான் அதே நேரத்திலே அவருடைய நியாயப்பிரமான வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணிவிட்டு அவருடைய ரத்தத்தின் வல்லமை காலின் கீழே விதித்து விட்டு அவருடைய கிருபைக்குள் கிருபைக்குள் நம்மை காத்துக் கொள்வது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறாத தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற நியாய பிரமாணம் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அவருடைய கற்பனைகள் ஒன்றும் நமக்கு பாரமானது இல்லை தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பண பண்ண வேண்டும் தேவன் நமக்கு சொல்லுகிற கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே ஒன்னிலிருந்து பதினாலு வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லி இருக்கிறார் அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் போது இப்பொழுது பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மீது வந்து பலிக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது பதினைந்தாவது அதிகாரம் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது அது அநேக சாபமான வார்த்தைகளை சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை எதுவோ அதற்கு கீழ்ப்படியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வார்த்தை ஒரு காலமும் நாம் அசட்டை பண்ணிவிட முடியாது அவருடைய வார்த்தை ஒரு காலமும் நாம் தள்ளிவிட முடியாது ஆதியாகவும் பதி மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளை எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பாருங்கள் அவசியம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி வேற எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய வார்த்தையை யாரும் கனப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய வாயிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது அந்த வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருமானால் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாது தேவனுடைய பிள்ளையே அந்த வார்த்தையினுடைய வல்லமை அலட்சியம் பண்ணாதே வேதத்துல நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது சீரியா தேசத்தினுடைய படை தளபதி ஆகிய நாகமான் அவனுடைய சரீரத்திலே ஒரு சாபமான ஒரு வியாதி அந்த சாபமான வியாதி மாறுவதற்கு எலிசா தீர்க்கதரிசன இடத்திலே வந்து பாருங்கள் அவன் எப்படியாக தன்மை கை வைத்து ஜெபிப்பான் என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் அவன் சொல்லுகிறான் நீ யோர்தானில இரண்டு முறை ஸ்நானம் பண்ணி என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அவனுக்கு மனதில்லை ஆனால் பாருங்கள் வேலைக்கார பெண் அவரிடத்தில் சொல்லும் பொழுது உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சரீரத்தில் இருந்த அந்த சாப வியாதிகள் மாறி அவன் சரீரத்தில் சுகத்தை பெற்றுக் கொண்டான் தேவ பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தையை எதிர்ப்பாரில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் ஒன்று நமக்கு பாரமானது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு கை கொள்கிற நம்மால் முடிகிற வார்த்தைகளைத்தான் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முடி வாழும் பொழுது அது நமக்குத்தான் ஒரு ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணி விடாதிருங்கள் ஆதம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தன் மனைவி சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் பாருங்கள் தேவன் அவனுடைய வாழ்க்கையில சாபத்தை அனுமதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில வேதனை வந்தது இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணம் பண்ணுங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்கள் தியானித்து பாருங்கள் நல்ல ஒரு விசுவாச வீரன் தான் ஆனால் பாருங்கள் அவனுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை அவன் அசட்டை பண்ணாதபடி தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைகளின்படி அவன் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் ஆபிரகாமை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் பரலோகமே ஆபிரகாமின் மடிக்கு ஒப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஏவால் தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணினால் தேவன் வேண்டாம் என்று விளக்கின விருச்சி கனியை புசித்தபடினால் பூமிக்கு சாபம் வந்தது அதே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் அன்னை மரியாதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது தேவனுடைய வார்த்தை தனக்கு நேராக கடந்து வரும் பொழுது இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணினார்கள் தனக்கு வரப்போகிற நிந்தை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை தனக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து அவர்கள் சோர்ந்து போகவில்லை ஆண்டருடைய வார்த்தை எதுவோ இருக்கிறதோ அதன்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தபடினால் இயேசு கிறிஸ்துவின் தாய் என்கிற ஒரு உன்னத ஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல பாருங்கள் சபிக்கப்பட்ட இந்த பூமி ஆசீர்வாதமாக மாறினது இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவரை பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தினார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய சந்ததியை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக பிள்ளைகளாய் மாறும் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வரைக்கும் ஆபிரஹாமுடைய சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் என்று ஆபிரஹாமை குறித்த ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆதபடினாலே இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் சாபம் வருவதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் மீறுகிறபடினால் தேவனுடைய நியாய பிரமாணத்தை நாம் அசட்டைப்படுகிறபடினால் தேவனுடைய பிள்ளைகளை இரண்டாவதாக கத்தருடைய வார்த்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சாபம் வருவதற்கு காரணம் என்ன எரேமிய தீர்க்க தரிசன புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபடமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கத்தரை விட்டு மாத்திரம் பின்வாங்கி விடாதிருங்கள் தாவிது சொல்லுகிறார் எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி மனுஷர்களை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நலம் என்று அவன் சொல்லவில்லை அவன் சொல்லுகிறான் நானோ என் தேவனாகி கத்தரை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்லி யார் உங்களை விட்டு போனாலும் கவலை இல்லை யார் உங்களை கைவிட்டாலும் பிரச்சனை இல்லை எந்த சூழ்நிலையும் கத்தரை விட்டு மாத்திரம் நீங்கள் பின்வாங்கி விடாதிருங்கள் கத்தரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு இருதயம் மனது நமக்கு வேணும் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி அப்போ நாகி பவளை போல நாம் சொல்ல வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவள் யார் என்று ஒரு வைராக்கியத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளிலும் சொல்ல வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாத செல்லுங்கள் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை விட்டு மாத்திரம் நீங்கள் பின்வாங்கி போகாதிருங்கள் தேவ பிள்ளைகளே கத்தரை விட்டு நாம் விலகி போவோமேயானால் அதை விட நிர்பாக்கியமான ஒரு காரியம் இந்த பூமியில ஒன்றும் கிடையாது வேதத்தில் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது தகப்பன் வேண்டாம் தகப்பனுடைய அன்பு வேண்டாம் என்று சொல்லி அவன் தூரமாய் போனான் தகப்பனை விட்டு கத்தகப்பனை விட்டு பின்வாங்கி போனான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இழப்பு வந்தது அவனுடைய வாழ்க்கையில வேதனை வந்தது அவனுடைய மரியாதை அவனை விட்டு போனது அவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அவனை விட்டு போனது அவனுடைய நிலைமையோ மிகவும் பரிதாபமாக இருந்தது அதே நேரத்தில் என் தகப்பனை என் தகப்பனிடத்தில் நான் போவேன் என்று சொல்லி சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு தகப்பனிடத்திலே வந்தான் தகப்பனோ அவனை அழைத்து பாருங்கள் அவனுக்கு உண்டான தன் பிள்ளைக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அந்த தகப்பன் செய்து முடித்தான் நம்முடைய தகப்பன் நம்முடைய பரம தகப்பன் மிகவும் அன்பான ஒரு தகப்பன் யாரையும் அவர் புறமே தள்ளுவது இல்லை யாரையும் அவர் கைவிடுவது இல்லை தேவ பிள்ளையே ஒருவேளை நீ ஆண்டவரையும் அவருடைய அன்பை விட்டு நீ பின்வாங்கி இருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பு ஒருவேளை ஒருவேளை ஜபத்திலே ஒரு பின்மாற்றம் நடத்திலே காணப்படலாம் வேத வாசிப்பிலே ஒரு பின்மாற்றம் காணப்படலாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஏதோ ஒரு பின்மாற்றம் உன்னிடத்தில் இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவராக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் நீங்கள் யூதாசை குறித்து வேதத்தில் நீங்கள் தியானித்து என்றால் அவரை அண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது வாக்கியம் ஆண்டவருடைய சீசன் என்கிற ஒரு உன்னத வாக்கியம் ஆனால் அவரை விட்டு பின்வாங்கி போனான் தன்னுடைய ஆசையை தன்னுடைய இச்சையை பணத்தின் மீதும் உலக பொருட்கள் மீதும் வைத்தபடினால் அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் சாபமாய் முடிந்தது அதபடினால் மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலையும் கத்தரை விட்டு மாத்திரம் நீங்கள் பின்வாங்கி விடாதிருங்கள் கத்தரை விட்டு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வந்து விடாதபடிக்கு இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய சீவியத்திலே முன்னேறி கடந்து வாருங்கள் கத்தராகி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் மனிதர்களை நீங்கள் பார்க்காதிருங்கள் யாரையும் நாம் பார்க்க வேண்டாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவர் நமக்காக சிலுவையிலே சம்பாதித்த அந்த மகிமையை நீங்கள் ஒவ்வொரு நாள் காலம் நோக்கி பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்க முடியாது ஆகப்படினாலே மூன்றாவதாக கத்தரை விட்டு விலகுவதினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சாபம் வருகிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது கடைசியாக சாபம் வருவதற்கு காரணம் என்ன மத்தையும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லுகிறார் நான் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் எனக்கு தாகமாக இருந்தேன் நான் தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொல்லி மற்றொருவரை பார்த்து சொல்லுகிறார் பசியா இருக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கவில்லை அதாவது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் தரித்திரரை நாம் நினைக்காவிட்டால் சாபம் வரும் தேவனுடைய பிள்ளைகளை நினைக்க வேண்டும் தரித்திரரை நினைக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஐயா நீ கொடுக்கும் பொழுது ஏழையால் திரும்ப அதை கொடுக்க முடியாது ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் திக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாயன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நீ ஏழைக்கு இறங்கும் பொழுது ஆண்டவருக்கு நீ கடன் கொடுக்கிறாய் ஆனால் ஏழையாலை கொடுக்க முடியாது அவன் நீ ஏழைக்கு கொடுத்ததை பன்மடங்காய் என் தேவன் உனக்கு திரும்பி தர வல்லமுள்ளவராக இருக்கிறார் அதனுடைய வல்ல ஆசீர்வாதத்தை இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்திலும் அதனுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில நீ பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது லாசருவையும் ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஐஸ்வர்யவான் வேதத்திலே எந்த பாவம் செய்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் பாருங்கள் அவனுடைய வீட்டில் அருகே இருந்த லாசருக்கு அவன் இரக்கம் செய்யாமல் போனார் தேவனுடைய பிள்ளைகள் அதனால் வந்தது என்ன சாபமான ஒரு நரகத்தை அவன் வாழ்க்கையில் வேதனையை அனுபவித்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் ஏழைக்கு இறங்காதபடிக்கு இருதயத்திற்கு நம்முடைய இருதயத்தை அடைத்து வைக்காதபடிக்கு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் தரித்திரருக்கு நாம் கொடுக்க வேண்டும் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே வருகிறான் பாருங்கள் அவன் எல்லா நீதியும் நிறைவேற்றுவதாய் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார் உனக்கு உள்ளதை விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி ஆனால் அவன் தரித்திரருக்கு கொடுக்க மனதில்லாதபடினால் நித்திய ஜீவனை இழந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஒருபோதும் தாட்சி அடைவதில்லை வேதம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே உத்தமம் என்று எழுதப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு எவைகளை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று தேவன் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை சுயநலமாய் வாழாதிருங்கள் என்னுடைய குடும்பத்திற்கும் என்று நினைக்காதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்திலே பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஐஸ்வர்யத்திலே ஏழைகளுக்கு இறங்கி கொடுங்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெறுவீர்கள் கொர்நேலி என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதத்தில் நீங்கள் தியானித்து தியானிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் மிகவும் பாருங்கள் அவன் கொடுக்கிறவன் தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தர்மங்களை மிகுதியாய் அவன் செய்தான் இது நிமித்தம் நடந்தது என்ன அவனுடைய குடும்பம் கத்திர அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் அதபடி நான் தரித்திருக்கும் இருதயத்தை அடைக்காதிருங்கள் முடிந்த அளவுக்கு உதாரத்துமாய் தரித்தருக்கு கொடுங்கள் ஆண்டவராகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இனி ஒரு சாபமும் இராது இனி ஒரு சாபமும் இராது இனி உங்களுடைய சாபத்தின் வல்லமைக்கு இடம் கிடையாது தேவ பிள்ளைகளை உங்களுடைய சாபத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே ஆசீர்வாதமாக மாற்றினார் வேதம் சொல்லுகிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி பாருங்கள் நமக்காக ஆண்டவர் சாபமானார் பாருங்கள் மரத்தில் தூக்கப்பட்ட கல்லன் மரத்தில் தூக்கப்பட்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்தான் விசுவாசித்த உடனே அவனுடைய சாபம் மாறினது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆம் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி பாருங்கள் கல்வாரி சிலுவிலே அவர் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதம் பெரியது இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த சாபத்துக்கும் இடம் கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாய் சொல்லிவிட்டார் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய சாபத்தை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார் சாபம் சாபம் சாபம் என்று சொல்லி உங்க இருதயத்தில் வேதனைகளோடு கூட நீங்கள் காணப்பட்டு இருக்கலாம் தொடர்ந்து என் வாழ்க்கையில வேதனை வேதனை ஒருவேளை சாபத்தினால் இந்த வேதனை வேதனை வந்திருக்கலாம் என்று சொல்லி நீ நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை மகனே மகளே இனி உன் வாழ்க்கையில் சாபம் என்பதே கிடையாது இனி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்கள் மேலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் இனி ஒரு சாபமும் இராது இனி ஒரு சாபமும் இராது உங்கள் எல்லைகளில் ஒரு பெரிய இழைப்பாறுதலை பெற்று நீங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட போகிறீர்கள் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தின் வல்லமைகளை மாற்றி உங்கள் துக்கங்களை இன்றைக்கு ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானால் என்று இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம் ஐயா இனி ஒரு சாபமும் இராது என்று எங்களோடு சொல்லி ஐயா நாங்கள் தான் மீறுதல்களுக்கு உட்பட்டோம் எங்கள் மீது வர வேண்டிய தண்டனை உண்மையை ஏற்றுக்கொண்டீர் ஐயா கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் சாபமாய் மாறினீர் ஐயா அது அப்படினால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒரு சாபமும் இராது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாபத்தின் வல்லமைக்கு ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில இடம் இல்லை ஐயா அப்பா இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தெய்வீக சந்தோஷம் சமாதானம் இலைப்பாறுதல் ஆண்டவரே ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் என்னுடைய எல்லைகளிலே உண்டாவதாக ஆண்டவரே இவர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்த எல்லா சாப வல்லமைகள் எல்லாம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே முறித்து ஜெயத்தை தந்து விட்டதற்காய் நன்றி ஆண்டவரே தொடர்ந்து இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே videos உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல நன்மைகளை வருவானே ஆமே இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளையே இனி ஒரு சாபமும் இராது சாபம் இல்லை இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பாதுகாப்பார் ஆமே எங்கள் முகவரி மகிமையின் ராஜா இயேசு ஜப வீடு பாஸ்டரஸ் அசோக் இருபத்தி நாலு இ காளியப்பா பிள்ளை சந்து மட்டக்கடை தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எங்கள் கைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்பது ஏழு ஆறு நான்கு அவர் அட்ரஸ் பாஸ்டரஸ் அசோக் மகிமேன் Raja Yesu prayer house twenty four E Kaliyappa Pillai சந்து Mattakadai Thoothukudi six two eight zero zero one phone number nine six zero zero four eight nine seven six four